ஹாய் எவ்ரிவான் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உலகத்திலேயே மிகவும் ஆபத்தான பதிமூன்று எறும்புகள் பார்க்க போகிறோம் எறும்புகள் வந்து பொதுவாக நூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னே இருந்தே வாழ்ந்து காணப்படுகிறதாக கருதப்படுகிறது எறும்புகளை பார்த்து பார்த்தோம்னா எறும்புகள் பொதுவாக சில பேருக்கு விருப்பமாக இருக்கும் சில பேருக்கு பிடிக்காது ஏன்னா சில பேருக்கு தொந்தரவு அந்த வகையில் வேர்ல்டுலேயே மிகவும் அதிகமான ஆபத்தான எறும்பு பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம் முதலாவது இரும்பு வந்து புல்டோக் இரும்பு இவ்வகையான இரும்புகள் வந்து கின்னஸ்லேயே சாதனை படைச்சிருக்கு உலகத்திலே மிகவும் ஆபத்தான இரும்பு இது வந்து ஆஸ்திரேலியாவிலையும் டஸ்மேனியாவிலையும் நியூசிலாந்துலையும் காணப்படுது இது மக்களுக்கு மிகவும் ஆபத்தானது மக்கள் இதை சந்திக்கிறதுக்கு யோசிப்பாங்க இந்த நரம்புகளை பார்த்தாலே ஏண்டா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் இருந்து இது வரைக்கும் மூன்று பேரை மரணத்துக்கு இது காரணமாக காணப்படுகின்றது அடுத்த எறும்பு சிவப்பு எறும்பு சிவப்பு எறும்பு வந்து ஆப்பிரிக்காவில் மத்திய மற்றும் கிழக்கு பிரதேசத்தில் காணப்படுதாகவும் இது காணப்படுது இதில் பார்த்தீங்கன்னா அனப்லாட்டிக் சொல்கிற ஒரு வகையான நச்சுத்தன்மையை கொண்டு காணப்படுகின்றது இது மிகவும் வலியை கொடுக்கக்கூடிய ஒரு திரவமாகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பூனி எறும்புகள் பூனி எறும்புகள் மிகவும் ஆக்ரோஷமாக காணப்படும் இது வந்து ஒரு பசுவை கொல்லக்கூடியது இந்த எறும்பு கடிச்சிருந்தால் அதாவது இந்த எறும்பு கடிச்சிருந்தால் உங்களோட தசை திசுக்களை வந்து மிகவும் உபயோகமாக அழிச்சிடும் இது வந்து ரொம்பவும் ஒரு ஆபத்தானது இது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவிலிருந்து தோன்றியதாக கருதப்படுது அடுத்தது தீ எறும்பு இதை நெருப்பு எறும்புன்னு சொல்லுவாங்க இது வந்து க கடிச்சிங்கன்னா ஒரு மனுஷனுக்கு எப்படி ஒரு நெருப்பு சுட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வழியை கொடுக்கக்கூடியது இது சிறுவர்களுக்கும் மற்றும் பெரியவர்களுக்கும் வயதானவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் மிகவும் ஆபத்தான ஒரு எறும்பு அடுத்தது இந்த அலர்ஜி புல்லாக்களுக்கு பொதுவாகவே இது ஒரு ஆபத்தான எறும்பாக காணப்படுகின்றது அடுத்தது பார்த்திங்கன்னா புல்லட் எறும்பு உலகில் உள்ள சில ஆபத்தான எறும்புகளில் புல்லட் எறும்பும் ஒரு ஒரு எறும்பாக காணப்படுது இது விஞ்ஞானிகள் வந்து சொல்கிறாங்க இந்த எறும்பு கடிக்கும் போது ஒரு புல்லட் மேலே தொலைச்சதுன்னா அதாவது கண்ணிலேருந்து வர புல்லட் நம்மளை கிளச்சின்னா என்ன வலி ஏற்படுமோ அந்த வலியை கொடுக்கக்கூடிய ஒரு எறும்பா அடுத்தது ஃப்ளோரிடா ஹர்பல் எறும்பு இது வந்து ஃப்ளோரிடா அரபிடிக்கால எறும்புன்னு சொல்லுவாங்க இந்த வகையான எறும்பு ஒரு ஆக்கிரமிப்பான எறும்பு இது ஒரு மர அமைப்புகளை கண்டால் உடனே அதை ஆக்கிரமிச்சிடும் உணவை தே தேடுவதில் இந்த வகையான எறும்புகள் வந்து மிகவும் ஆபத்தான கொண்டிருக்கும் புளோரிடா அறுபடைக்காலையில் ஒரு வகையான புளோரிடா தெற்கு பகுதிகளில் காணப்படும் இந்த வகையான இரும்பு வசந்த காலம் மற்றும் கோடை காலங்களில் மிகவும் அதிக சுறுசுறுப்பாகவும் இருக்கும் ஈரப் பொறுத்து ஆண்டு முழுவதும் காணப்படும் புல்கர்சன் அக்காசியா இரும்பு வகையானது இது வந்து பொதுவாக இரவுல தீவனத்தை தேடும் அகல்ல கூடுகளுக்கு எதுவும் இடையூறு ஏற்பட்டால் இது வந்து வெளியே வரும் இது கடிச்சுன்னா வலி வீக்கம் காய்ச்சல் மற்றும் வாந்தி வேதி என்பன ஏற்படுத்தும் மிகவும் அச்சுறுத்தலான ஒரு எறும்பாக காணப்படுகின்றது இந்த வகை எறும்புகள் காலையில் கொம்புகளை போன்ற அமைப்புகளை கொண்டிருக்கும் இந்த வகையான எறும்பு கடிச்சா ஒரு மனிதன் தீயில எரிகிறது எப்படி வேதனை தருமோ அந்த மாதிரி இது வேதனையாக காணப்படுகிறது இதை சில பேர் தீ எறும்பு என்றும் அழைக்கிறாங்க இந்த வகையான எறும்புகள் விஷம் வந்து குளவீடு விஷத்துக்கு ஒப்பாக காணப்படும் இந்த வகை எறும்புகள் கடிச்சா அரிப்புகளை ஏற்படும் அடுத்தது பச்சை மர எறும்புகள் இந்த இவ்வகையான எறும்புகள் பொதுவாக ஆஸ்திரேலியா பகுதியில் காணப்படுகின்றது இது மலைக்காடுகள் போன்ற பிரதேசங்களில் தான் இந்த வகையான ஆயிரக்கணக்கான காலனிகளை கொண்டு இந்த காணப்படும் இது கடிக்கும் போது விஷம் வந்து நம்மளை தலை சுற்று ஏற்படுத்தும் இதில் வலியானது மிகவும் அதிகரி அதிகமாக இருக்கும் இது கடிக்கும் போது இந்த வகையான எறும்பு கடித்த இடத்துல ஏதாவது தொற்று நோய் வந்ததுன்னா அது ஒவ்வாமையே ஏற்படுத்தும் இந்த வகை எறும்புலையும் அனப்ளட்டிக் அதிர்ச்சி ஏற்படுத்தும் வலி கொடுக்கக்கூடிய எறும்பாக காணப்படுகின்றது அடுத்தது ஜாக் ஜம்பர் எறும்புகள் பேக் ஜம்பர் என்பதால் மிகவும் ஆபத்தான ஒரு தான் காணப்படுகின்றது இந்த வகையான எறும்புகள் வந்து ஒரு அங்குல நீளம் வரை வளரக்கூடிய எறும்புகள் இவ்வகை எறும்புகள் உணவுகளை துரத்தும் போது குடித்து குடித்து செல்லும் அதற்காகவே இந்த எறும்புக்கு பேக் ஜம்பர் என்று அழைக்கிறாங்க இவ்வகையான எறும்புகள் பல ராணிகளை உயிர்கொண்டிருக்கும் இவ்வகையான எறும்பு வந்து பல அடி ஆழத்திற்கு கூடுதலை அமைக்கும் இந்த வகையான இறந்துகளுக்கு வந்து சக்தி வாய்ந்த தாடை அமைப்பு காணப்படுகின்றது அடுத்தது மனிதர்களை தாக்கக்கூடியது அடுத்தது பார்த்தீங்கன்னா சிவப்பெரும்பு சிவப்பெருமை வந்து பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பாலைவகுதி பகுதியில் காணப்படுகின்றது இந்த சிவப்பெருமை வந்து அனப்ளாட்டிக் என்ற அதிர்ச்சியும் சில மனிதர்களை பாதிக்கக்கூடிய மரணத்தை கூட ஏற்படுத்தக்கூடிய ஒரு இரும்பு மிகவும் ஆபத்தானது இது புல்லட் அல்லது எரியும் நெருப்பில் தாக்கப்படுவது போல அதாவது நெருப்பு சுட்ட அப்படி எவ்வளவு வழி ஏற்படுமோ அந்தளவு வழியை கொடுக்கக்கூடிய ஒரு எறும்பாக காணப்படுகின்றது இது வந்து பொதுவாக மனுஷங்க இந்த எறும்பை தவிர்த்து கொள்வது அடுத்தது இராணுவ எறும்பு இராணுவ எறும்புகள் ஆப்பிரிக்கா ஆசியா ஆஸ்திரேலியா மற்றும் அமெரிக்காவின் பெரும்பாலான பகுதிகளில் காணப்படுகின்றது இராணுவ எறும்புகள் மற்ற எறும்புகளைப் போல கூடு கட்டுவதில்லை இவை வந்து குஞ்சுகளை பொறிக்கும் போது இடவசதியுடன் காய்ந்த இடத்துல முட்டையிட்டு இனத்தை பெருக்குகிறது சஃபாரி எறும்புகள் உலகில் மிகவும் நச்சு எறும்புகளில் ஒன்றாக சந்தேகத்திற்கு இடமின்றி ஆப்பிரிக்கா சஃபாரி எறும்புகள் இருக்குது இந்த வகை எறும்புகள் கடிக்கும் பொழுது பக்கவாதத்தை ஏற்படுத்துகின்றது இவ்வகை எறும்புகள் சில நேரங்களில் கடிக்கிற வந்து மரணத்தை ஏற்படுத்தும் வகையான எறும்புகள் கடிக்கும் போது கண் பகுதியில் சிறிது நேரத்துக்கு தன்மையை ஏற்படுத்தும் ஆர்வன் எறும்புகள் சிறந்த போட்டியாளர்களில் இதுவும் ஒன்றாகும் இந்த சிறிய பூச்சி கிட்டத்தட்ட எல்லா இடங்களிலும் பொதுவாக காணப்படுகின்றது இவ்வகையான எறும்புகள் பலாப்பழம் இனிப்பு வகையான பழங்களை சாப்பிடக்கூடிய வகையாகும் இவ்வகையான எறும்புகள் கடிக்கும் போது நோய் அல்லது நோய் கிருமிகளை நமக்குள்ள உட்செலுத்துவதால் இது ஒரு ஆபத்தான இயல்பாக காணப்படுகின்றது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த மாதிரி தொடர்ச்சியான வீடியோக்களை நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்களா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதை யாருக்காவது ஷேர் பண்ணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோவுக்கு உங்களுக்கு தேவைன்னா இல்லை தெரிவிங்க